அண்ணன் கஜா புயலுக்கே பார்த்தீங்கன்னா தனது கடனெல்லாம் இலவசம்னு அறிவித்த திரு சிவகுமார் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் தற்பொழுது பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு கொரோனா வைரஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் அவசரம் ஓட்டுறாத உள்ள ஓட்டைகளை கையை என்ன பால் எடுத்து நான் பெரிய கப்பில் எடுத்து பார்க்கல அப்படின்னு இருக்கிறாங்க ஏன் கூட கேட்க ஆகலாம் சாப்பிட்டு காசு இல்லை உடம்பு அப்படியா ஆ மாஸ்க் அதுக்கே போட்டு மாஸ்க் அட்டை பூனை எவ்வளோ நான் போட்டுருவேன் அது போடுவேன் எப்போ நான் கொடுத்து இப்போ போச்சு இரநூறுபா டீ அதெல்லாம் எவ்வளோ முடியுதோ அதில் போட்டுருங்க ஐயா சொல்லும் போது உள்ள போட்டுங்க தாங்க இன்னைக்குள்ளே இருக்க வருமானம் மட்டும் ஆளுக்கு கொடுக்குற காசெல்லாம் அப்படியே நிவாரண நிதியை அனுப்புகிறோம் ஆக்சிஜனுக்கு அப்படியே என்னங்க ஃபஸ்ட்டு ஐயா காசு என்னங்க Gracias. ये दी அப்படியே ஒவ்வொரு தாளாக போடுங்க ஒவ்வொரு தாளாக போடவா நல்லா பாலை பெரிய கப்பில் அப்படி எடுத்து ஆற்றி விடணும் போடணும் போடணும் வரேன் நூற்றி ஐம்பது அது தெரியும் நான் ശബരിമല வணக்கம் சிவகுமார் சொல்லுங்கள் என் பேர் சிவகுமார் நான் வந்து தொடர்ந்து ஒம்பது ஏழு எட்டு வருஷமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கஜா புயல் வந்தபோது இங்கே இருந்த மரங்கள்லாம் சாஞ்சிருச்சு விவசாயம்லாம் கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்தில் நான் வந்து இந்த டீ கடனெல்லாம் வச்சுருந்தவங்க தான் தள்ளுபடி செஞ்சேன் அதெல்லாம் செய்தி ஒரு பிரபலமாக இருந்தது இப்போ வந்து அது பிறகு பச்சரம் குழந்தைகளுக்கு பால் வழங்குற திட்டம் வழங்கினேன் இப்போவும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பச்சரம் குழந்தைகளுக்கு பால் வழங்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க டெல்லியில் ரொம்ப பேர் இழப்பாக இருக்குது அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு தெரியல அதனால் என்கிட்ட பணம் காசும் இல்லை அதனால் நான் முயவு இருந்து வச்சு இதில் வர வருமானம் என்னோடய மொத்த இதில் எவ்வளோ வந்தாலும் அது அப்படியே அந்த நிவாரண நிதிக்கு அனுப்புறதுக்கு முடிவு செஞ்சுருக்கேன் அதெல்லாம் இப்போ ஆளுக்கு போட்டு முடிவு செஞ்சுக்கிட்டு அந்த செஞ்ச நம்பிக்கையெல்லாம் அப்படியே நிவாரணத்துக்கு அனுப்பிடுவேன் ரொம்ப நன்றி